ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் மஷ்ரூமில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம் இன்றைக்கி வந்து நான் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம ஒரு பேட்டர் தயாரிக்கணும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் ஃபுட் கலரிங் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து கலரிங் வேண்டான்னா நீங்கள் வந்து இப்படியே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் பண்ணலாம் இல்லை மிளகாத்தூளோட கலரே போகிறோன்னா விட்டுடலாம் கொஞ்சம் கலர் போடுறேன் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து கலக்கிக்கலாம் பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் நல்லா ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணியாக எடுத்துனா கோட் ஆகாது மஷ்ரூமில் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேட்டர் வந்து நல்லா திக்காக வச்சுக்கலாம் இது நீங்கள் வந்து காலிஃப்ளவர்லேயும் பண்ணலாம் இதே பேட்டர் தான் எல்லா வெஜிடபிள்ஸ் நிறைய வெஜிடபிள்ஸில் வந்து நம்ம இதை ட்ரை பண்ணலாம் இந்த பேட்டரில் போதும் பாருங்கள் இந்த திக்னஸ்க்கு இருந்தால் போகிறோம் இது மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் இது பெரிய மஷ்ரூமாக இருக்கிறதுனால நான் வந்து பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா வந்து கலக்கி கோட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெய் காய்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஒன்றா போட்டு நம்ம பொறிச்சிக்கலாம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஆயிடும் ரொம்ப நேரம் ஆகாது சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் மற்ற ரெசிபீஸ் எல்லாமும் பாருங்கள் தேங்க்யூ